எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இக்காட் சில்க் காட்டன் சாரீஸுங்க அதாவது போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டூ ஃபோர் எயிட்டு சாரியுடைய நம்பர் டூ ஃபோர் எயிட்டுங்க பல்லுவன் ப்ளவுஸ் மெஜிந்தா கலர்லேயும் body of sari background colour half white கலர்லேயும் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு எட்டு இன்ச்சு பார்டர் அந்த பார்டர்லேயும் என்ன அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு dye design and top and பாட்டமில் ஜரி பார்டர் வந்துடுதுங்க ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு பாடியில் எப்படி பார்டர் வருதோ அதே மாதிரியே வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் மற்றபடி ஆல் ஓவர் சாரீமே உங்களுக்கு அந்த டை டிசைன் இருக்கும் ஸோ இந்த டை டிசைன் பொறுத்த வரைக்கும் வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது தறியில் நெசவு பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டிலேயே வந்து டை பண்ணுறதுங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் sari number two four nine பலூன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இந்த சரியும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஹாஃப் ஒயிட்டு வித் லைட்டாக க்ரீன் ஷேடு வர மாதிரி இருக்குங்க பிஸ்தா க்ரீன்லேயே லைட் கலராக வர மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்து ஃபோர் ப்ளை த்ரெட் ஒர்க்கு நார்மலாக நம்ம பியூர் சில்க் சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் தான் மேக் பண்ணுவோம் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் ஃபோர் ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் வரும் சாரீ வந்து சூப்பராக இருக்கும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ பியூர் சில்க் சாரீ தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் இது பியூரா இல்லையா அப்படின்னு வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அதாவது ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வீட்டிலேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்குறீங்க sari number two five zero பலூன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் body of sari blue copper sulphate blue இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி யூடிஆர் நம்பர் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது two five one body of sari green கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்டர்லேயே டை டிசைன் வந்துடும் sari number two five two cash on delivery option நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு சாரீ தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய price seven thousand two hundred rupees நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்கு அப்படின்னா கேஷ் கேஷ் ஆன் டெலிவரி அந்த சார்ஜஸ்ஸுங்க அதாவது அந்த ப்ராசஸ் சார்ஜஸ் தவிர அது ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறது two five two body of sari blue இதுவுமே காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் தாங்க இருக்கும் பல்லுவன் blouse magenta colour next sari number two five three especially இந்த இகாத் சில்க் காட்டன் சாரீஸ் வந்து நிறைய பேர் வந்து டெய்லியுமே என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால தான் இப்போ அவைலபிள் இருக்கக்கூடிய சாரீஸ் அது டென் சாரீஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ இருந்தாலும் ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறோம் வேணுங்கிறவங்க இமீடியட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது two five three sari number two five three பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பீகாக் ப்ளூ கலரில் இருக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு top and bottom eight inch border பார்டரில் டை டிசைன் வந்துடுது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள்ங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அதாவது நம்பர் ஆஃப் சாரீஸ்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 கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர்லேயும் body of sari light blue கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஃபோர் இன்ச் பார்டர் பாட்டமில் டர்னிங் ஒர்க் மாதிரியும் வந்துடுது number two five six next sari number two five seven நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனாலேயே இப்போ இந்த டென் சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம் body of sari bottle green பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா பிரைட் பிங்கோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க இந்த சாரியுமே உங்களுக்கு top and bottom four inch border and பாட்டமில் உங்களுக்கு டர்னிங் ஒர்க் மாதிரியும் வருது வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கோடு சென்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே pure silk sari four ply thread ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கக்கூடியது போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் சாரீஸுங்க ஒவ்வொரு சாரீ கூடையுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும் சில்க் மார்க் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது இந்த சாரீ பியூர் சில்க் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கேரண்டி கார்டு மாதிரி தாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்